வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேர்வுல அதிக மதிப்பெண் பெறதுக்கான குழந்தைங்களுக்கு அதுக்கான விஷயத்த இன்னைக்கு சொல்ல போறேன் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்னன்னா குழந்தைங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நாலு டு ஆறுக்குள்ள எஞ்சி உட்காந்து படிக்க சொல்லுங்க அடுத்து கிழக்க பார்த்து உட்காந்து படிக்க சொல்லுங்க நெக்ஸ்ட் அதுக்கான மந்திரம் சொல்ல போறேன் லக்ஷ்மி ஹயக்ரி வருது அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிக்க சொல்லுங்க ஞாபக சக்தி அதிகரிக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஞானா நந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே இந்த மந்திரத்தை தினசரி இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு வர சொல்லுங்க சொன்னதுக்கு பின்னாடி உட்காந்து படிக்க சொல்லுங்க காலையில உட்காந்து படிக்கிறது ரொம்ப சிறப்பு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு புதன் இல்ல வியாழக்கிழமை பெருமாள் கோயில உள்ள ஹயக்ரீவரை போய் வழிபட்டுட்டு வர சொல்லுங்க அதுக்கு ஏலக்காய் மாலை ஐம்பத்தி நாலு இல்ல நூத்தி எட்டு ஏலக்காய் மாலை போய் ஹயர்கிரீவருக்கு கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்க அங்கேயே உட்காந்து ஒரு இருபத்தேழு தடவை இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர சொல்லுங்க தேர்வில் அதிக மதிப்பெண் கண்டிப்பாக பெறுவாங்க இதுக்கான மந்திரம் தான் லக்ஷ்மி ஹயர்கிரீவர் கண்டிப்பாக இதை பார்த்து பலனடைங்க குழந்தைங்களுக்கு இதை சொல்லுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்